வணக்கம் நேர்களே இன்னைக்கு மர்மமான நிகழ்வில் நம்ம பார்க்க இருப்பது அமெரிக்காவில் ஒரு அத்திப்பட்டி அமெரிக்காவில் உள்ள ஒரு நகரம் ஒன்று திடீர்னு காணாமல் போயிடுச்சுன்னு சொன்னால் நம்புவீங்களா நீங்கள் நீங்கள் நம்பினாலும் நம்பாட்டியும் அதான் உண்மைன்னு சொல்கிறாங்க அந்த கிராமம் எங்கே இருக்குது எப்போ காணாமல் போச்சு எப்படி காணாமல் போச்சு அப்படிங்கிற முழு தகவலையும் இந்த பதிவில் விரிவாக பார்ப்போம் வாங்க வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிட்டு அப்படியே பெல் பட்டனை தட்டி ஆள்னு கொடுத்து வச்சுக்கிட்டிங்கன்னா இது இது மாதிரி வீடியோக்குள்ளே உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வந்துடும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நம்மெல்லாம் அஜித்தின் சிட்டிசன் படத்தை பல முறை பார்த்துருப்போம் அதோட கதை என்ன தொலைஞ்சு போன அத்திப்பட்டி கிராமத்துக்கு என்ன ஆச்சு அப்படிங்கிறது தான் அதே மாதிரி சம்பவம் ஒன்று நிஜத்தில் அமெரிக்காவில் நடந்திருக்கு அது என்னென்னு பார்க்கலாம் வாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தெட்டாவது வருஷம் ஒருத்தர் கையில் மேப்போட காரில் ஃப்ரெண்டோட ஊருக்கு போயிட்டு இருக்கும்போது வண்டியில் பெட்ரோல் கம்மியாக இருந்ததால் வழியில் உள்ள பெட்ரோல் பங்கில் வண்டியை நிறுத்தியிருக்காரு அது அதிக ஆள் நடமாட்டம் இல்லாத பகுதி பங்கு உள்ளே போனவருக்கு பெரிய அதிர்ச்சி காரணம் அங்கு ஒரு ஆள் கூட இல்லை சாமான்லாம் போட்டது போட்டபடியே தூசி படிஞ்சு போய் கிடந்திருக்கு இதை பார்த்து அதிர்ச்சியில் இருந்தவருக்கு இங்கே ஏதோ ஒரு பிரச்சனை நடந்திருக்கு என்னென்னு தெரியலையே அப்படிங்கிற சந்தேகத்தோட ஊருக்குள்ளே போய் என்னென்னு பார்ப்போம் அப்படின்னு ஊருக்குள்ளே போயிருக்காரு ஆகாகா அந்த ஊர் பேர் என்னன்னு சொல்லலையில அந்த ஊர் பேர் அமெரிக்காவின் ஐயோ மாகாணத்தில் உள்ள அர்ஹம்மர் கிராமம் அவர் கையில் வச்சுருந்த மேப்பில் அந்த ஊர் மெயின் ரோட்டிலேருந்து ரெண்டு கிலோமீட்டர் தூரம்னு போட்டிருக்கு ஆனால் அவர் நாலு கிலோமீட்டருக்கு மேலே உள்ளே போயும் அந்த கிராமம் கண்ணிலே தென்படலை ஒரே வழியில் ரெண்டு தடவை மூணு தடவை போகிற மாதிரி தோணுனதுனால குழம்பி போய் முன்னாடி பெட்ரோல் போட வண்டியை நிறுத்தினார்ல ஒரு பெட்ரோல் பங்கு அங்கேயே திரும்பி வந்துட்டார் அங்கே வந்து அதை விட இன்னொரு கொஞ்சம் தூரத்தில் இருந்த இன்னொரு பெட்ரோல் பங்கில் பெட்ரோல் போட்டுக்கிட்டு அங்கே இருந்தவங்கக்கிட்ட பக்கத்தில் உள்ள கிராமத்தை பற்றி விசாரிச்சிருக்காரு அங்கே உள்ளவங்களுக்கும் அந்த கிராமத்தை பற்றி எதுவுமே சரியாக தெரியலை அப்படியே அவர் கிளம்பி அவரோட ஃப்ரெண்டு ஊருக்கு போய் இங்கே நடந்ததை அப்படியே சொல்லியிருக்காரு அந்த நியூஸ் அப்படியே காற்றுல தீ மாதிரி பரவி நியூஸ் பேப்பர்லாம் வர அதை படிச்சுட்டு ஒரு சிலர் ஆர்வத்தோடு அர்ஹமன் கிராமத்தை கண்டுபிடிக்க வந்திருக்காங்க அதுலேயும் ஒரு சிலர் கண்டுபிடிச்சிட்டாங்க ஆனால் அங்கே போனவங்க எல்லாம் சொல்கிற ஒரே விஷயம் என்னென்னா அந்த கிராமத்தில் வீடு கடையெல்லாம் அப்படியே இருக்குது ஆனால் மனித நடமாட்டமே இல்லை ஒரு கைவிடப்பட்ட கிராமம் எப்படி பாலடைஞ்சு போய் இருக்குமோ அதே மாதிரி இருந்திருக்கு அர்ஹெம்மர் கிராமம் ஆனாலும் யாரும் வீட்டை கைவிட்டு போன மாதிரி தெரியல ஏன்னா அங்கே யூஸ் பண்ண பொருளெல்லாம் தூசி படிஞ்சு போய் அப்படியே அங்கேயே இருந்திருக்கு அந்த கிராமத்தில் உள்ள மக்களுக்கு தான் என்ன ஆச்சுன்னு இது வரைக்கும் யாருக்கும் தெரியலைன்னு சொல்கிறாங்க அதுலேயும் ஒரு சிலர் அந்த கிராமத்துக்கு போகவே முடியலையாம் பாதை மாறி வழி தவறி போயிருக்காங்க இதனால் அந்த கிராமத்தை குறித்த மர்மம் வந்து நீடிச்சுக்கிட்டே இருந்திருக்கு சரியான வழியில் போனவங்க திரும்பி வரும்போது வழியை மார்க் பண்ணி வச்சுட்டு வந்ததுனால அதுக்கப்புறம் அந்த வழியில் நிறையா பேர் போயிருக்காங்க அந்த கிராமத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதாம் ஆண்டு எடுக்கப்பட்ட மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி சுமார் முந்நூறு பேர் வாழ்ந்திருக்காங்க அவங்க கதி என்னாச்சுன்னு இது வரைக்கும் யாருக்கும் தெரியலை இது சம்மந்தமாக ஓக்மேடோ அப்படிங்கிற ஒரு போலீஸ் ஆஃபீஸர் ஒருத்தர் விசாரணை பண்ணியிருக்காரு ஏன்னா அந்த ஆஃபீஸரோட சொந்தக்கார குடும்பம் ஒன்று அந்த அர்க்கம்மர் கிராமத்தில் வாழ்ந்திருக்காங்க அந்த உறவுக்கார வீட்டில் போய் பார்த்தா சாமான்லாம் அப்படியே இருந்திருக்கு ஆளை யாரையுமே காணும் அதனால் அவரோட விசாரணையும் அங்கேயே நின்று போச்சு அவருக்கும் என்ன பண்ணுறனே தெரியலை இந்த நிலையில் அந்த கிராமத்தில் ஆள் யாருமே இல்லாமல் போன நாலு வருஷத்தில் அங்கே ஒரு பெரிய மணல் புயல் அடித்து வீடெல்லாம் புழுதி மூடி அந்த கிராமத்துக்கே போக முடியாத சூழ்நிலை உருவாயிருச்சு அதனால் அங்கே வாழ்ந்தவங்களை பற்றி ஆய்வு செய்ய போகிறவங்களும் குறைஞ்சிட்டாங்க அதுலேருந்து அந்த கிராமம் ஆள் நடமாட்டம் இல்லாத கிராமமாக மாறி போச்சு அந்த அர்ஹமர் கிராமத்தை சுற்றி இருக்கிற கிராமங்களும் ஒரு நகர்ப்புற வளர்ச்சி இல்லாதனால பக்கத்தில் இருக்கிற கிராமத்துலேயும் மக்கள் தொகை கம்மியாயிருச்சு இப்போ வரைக்கும் அந்த கிராமத்தில் யார் யார் வாழ்ந்தாங்க அவங்க அங்கே என்ன தொழில் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க இப்போ அவங்க எல்லாம் எங்கே போனாங்க எதனால் அவங்களுக்கு வெளி உலக தொடர்பே இல்லாமல் போச்சு இந்த ஊர் எப்போ இங்கே உருவாச்சு அப்படிங்கிற இந்த கேள்விக்கெல்லாம் இது வரைக்கும் யாருக்குமே விடையே தெரியாத மர்மமாகவே இருக்குது அத்திப்பட்டி போல் அந்த கிராமத்துக்கு பின்னால் எதுவும் கதை இருக்குமா இல்லை வேறு காரணம் எதுவும் இருக்குமா எல்லாமே மர்மமாக இருக்குது அர்க்கம்மருக்கு என்ன நடந்திருக்கும் உங்கள் யூகம் என்ன கமெண்டில் சொல்லுங்கள் எல்லாரும் தெரிஞ்சுக்குவோம் மீண்டும் வேறு ஒரு மர்மமான நிகழ்வு சந்திப்போம் வணக்கம்